புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நான் பார்க்க காணொலி ஆளுநர் திரு ரவி அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் அவர் முன்னால் வைக்கப்பட்ட கேள்விக்கு நேரடியாக எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மேக்சிமம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வன்மத்தின் வழியாக பதில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஆனால் பாருங்கள் அவர் சொன்ன பதிலாக நம்ம பார்க்கும்போது ஒரு சராசரி சாதாரண மனிதருக்கு கூட ஒரு சந்தேகம் வரும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவர் இப்படி பேசுகிறாரு எந்த தரவுகளை கையில் வைத்துக்கொண்டு இதை போல ஒரு பதில் சொல்கிறாரு யார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இவர் சொன்ன பதில் வழியாக எல்லாருக்குமே தோணும் இவர் எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் பேசலை இவர் யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை தான் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு உண்மையை இந்த காணொலியை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு வெளிநடப்பு சட்டமன்றத்தில் வெளிநடப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா அதை போல் வெளிநடப்பு யார் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக எதிர்கட்சிகள் தான் பண்ணுவாங்க ஆனால் பாருங்கள் அரசியல் வரலாற்றில் இதுவரை நடந்திராத ஒரு நிகழ்வு சட்டப்பேரவை முடியும் முன்பாக தேசிய கீதம் ஒழிப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆளுநர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்ட கேள்விக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன சாம்பிளில் ஒரு பதில் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்க ஒருவேளை டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் இந்த பாலியல் துன்புறுத்தல் நடக்குதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா போராட்டம் பண்ணுற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம போராட்டம் யார் பண்ணுறாங்களோ அவங்களே காவல்துறையை வச்சு அடிக்கிறாங்களே ஒருவேளை அதை பார்த்து வந்து சொல்கிறாரோ இது தமிழ்நாட்டில் நடக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு இல்லைன்னா மணிப்பூரில் கடந்த சில தினங்களாக கலவரம் அளவுக்கு அதிகமாகி கண்டதும் சுடுவதற்கு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லைங்களா மணிப்பூரில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்னு நல்லாவே தெரியும் ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பர்டிகுலர்லி பிஜேபி ஆ அந்த கட்சி தானே மணிப்பூரில் ஆட்சியில் இருக்கிறாங்க ஒருவேளை அந்த கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலத்தில் மணிப்பூரில் நடக்கிற கலவரம் கட்டுக்கடங்காமல் போய் கண்டதும் சுடுவதற்கு உத்தரவு போட்ட அந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு அப்படின்னு உட்டா பண்ணுறாரோ ஆனால் பாருங்கள் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாரு ஒருவேளை இந்த மாதிரிலாம் நடக்கலன்னு வருத்தப்பட்டு தான் சொல்கிறாரோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு பதிலை நானே சொல்கிறேன் பாருங்க எனக்கு ஏற்பட்ட தருமபுரி ஆதீனத்துக்கு நான் போகும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்காக நான் கொடுத்த புகாரின் பேர்லேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அப்போ ஆளுநரான நான் கொடுத்த புகார்லேயே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்னு சொல்லும்போது அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு ஆனால் பாருங்க இந்த பச்சை பொய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா முதல் முறையாக அதுக்கு அர்த்தம் இன்றைக்கி தான் தெரிஞ்சுன்னு இவர் புகார் கொடுத்த அன்னைக்கே பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்னைக்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க ஆனால் பாருங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகும் கூட நான் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு பச்சை பச்சையான பொய்யை பச்சை பச்சையாக அடுக்கி வச்சுருக்காருங்க ஒரு ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு இதை போலாம் பண்ணுறது தப்பு இல்லைங்களா ஏங்க இப்படி ஏன் இப்படி ஒன்று நீங்கள் கொடுத்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தெரியாமையாக இருக்கணும் இல்லை தெரிஞ்சே நீங்கள் போய் சொல்லிக்கணும் இல்லைன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் கூட ஆனால் பாருங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்னு சொன்னது அபாண்ட பொய் அதுக்காக தமிழ்நாட்டில் எதுவுமே பிரச்சனை நடக்கலையாங்க இப்படியா அநியாயத்துக்கு நீங்கள் போய் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல நடக்கலைன்னு சொல்லலை ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அதுக்கு உடனடியாக தீர்வு காண்றாங்க வட மாநிலங்களில் இருப்பதை போல் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போராட்டம் நடத்தியிருந்தா கூட நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் கண்டுக்காமல் இருக்க மாட்டோம் ஒரு கம்மா கூட மாற்ற மாட்டோம் அப்படின்னு அசால்ட்டாக இல்லைங்களே ஸோ அதனால் கூட்டி கழிச்சு இந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற வார்த்தையை இவர் எதன் அடிப்படையில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் நீங்கள் கேட்கணும் அதற்கு அடுத்தடுத்து இவர் சொன்ன தமிழ்நாட்டை குறித்து இவர் சொன்ன பெரும்பாலான பதில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வியை குறிவைத்து துணைவேந்தர்களின் நியமனம் குறித்து ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க துணைவேந்தர்களோட நியமனம் முதலமைச்சர் கைக்கு போயிடுச்சுன்னா அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அது எதுக்காக இந்த பதில் சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமன பொறுப்பு வந்து முதலமைச்சர் கையில் இருக்கணுன்ற ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றம் செய்து ஆளுநர் ஒப்புதலுக்கு அமிச்சாங்க இன்னி வரைக்கும் அந்த சட்ட மசோதாவுக்கு இவர் தரப்பிலிருந்து ஒப்புதல் கொடுக்கல ஒப்புதல் அளிக்கப்படாத அந்த சட்ட மசோதாவை குறித்து தான் இந்த பதில் சொல்லியிருக்காரு துணைவேந்தரின் நியமனம் முதல்வர் கைக்கு போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே அரசியல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கிடையாது ஆனால் பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் பல்கலைக்கழகத்தில் துணை வெந்த நியமனம் அரசியலுக்குள்ளே வந்துருமா முதலமைச்சர் கைக்கு போயிடுச்சுன்னா அப்போ குஜராத்தில் இந்த நியமன பொறுப்பு யார் கையில் இருக்குதுங்க முதல்வர் கையில் தான் இருக்குது தெலுங்கானாவில் இந்த நியமன பொறுப்பு யார் கையில் இருக்குங்க முதல்வர் கையில் தான் இருக்குது கர்நாடகா மாநிலத்தில் இந்த நியமன பொறுப்பு யார் கையில் இருக்குதுங்க முதல்வர் கையில் தான் இருக்குது இதே போல் மாநிலத்திலலாம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமன பொறுப்பு முதல்வர் கையில் இருக்கும்போது அதெல்லாம் அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடாது தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும் அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருமா ஏன் அப்படியே துணைவேந்தர் நியமனம் சம்பந்தமான சட்ட மசோதாவை நிறைவேற்றம் செய்யும் போதே எதை மேற்கோள் காட்டியிருக்காங்க குஜராத் மாநிலத்தில் இருப்பதை போலவே இங்கேயும் துணைவேந்தர் நியமன பொறுப்பு அரசுக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றம் பண்ணாங்க இன்னி வரைக்கும் அந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கல ஏன்பா கொடுக்கலன்னு கேட்டால் அரசியல் உள்ளே வந்துடும் ஏன் அப்போ அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற துணை துணைவேந்தர் நியமன பொறுப்பெல்லாம் அரசு கையில் இருக்கும்போது அங்கெல்லாம் அரசியல் உள்ளே வரலையா நீயும் கேட்டாக்கா தமிழ்நாடு மட்டும்தாங்க தனித்து எங்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் யாருமே பின்பற்றாத ஒரு திராவிட மாடல் அப்படின்ற ஒரு கொள்கையை பின்பற்றீங்க அதற்கு அடுத்த பதில் திராவிட மாடல் என்பது காலாவதியான கொள்கை அதனால நீங்கள் திராவிட மாடலை புகுத்தி கல்வியை நீங்கள் நாசம் பண்ணுவீங்க அதுவும் முக்கியமாக யூனிவர்சிட்டியை நாசம் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக நான் இதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற ஒரு பதில் திராவிட மாடல் காலாவதியானது இப்போ திராவிட மாடல் காலாவதி அப்படின்னு சொன்னால் திராவிட மாடலை பின்பற்றி தான் ஊருக்குள்ள உங்கள் கட்சி இருக்கு இல்லைங்களா பர்டிகுலர்லி பிஜேபி அவரோட கட்சி தானே அது இருக்கு இல்லைங்களா ஆ அந்த கட்சி இப்போ வரைக்கும் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக கர்நாடக மாநில தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது கூட திராவிட மாடல் தேர்தல் அறிக்கை தான் காப்பி வச்சுருக்காங்க திராவிட மாடல் என்பது மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து நாட்டோட முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த திராவிட மாடல் இலவசத்தை தான் கர்நாடக மாநில தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மக்கள் கொடுக்குற வரி பணத்தை வச்சு மக்களுக்கே அதை திருப்பி கொடுக்குற மாதிரி நல்ல திட்டம் அப்படின்ற ஒரு தலைப்பில் கொடுக்குறாங்க ஆனால் பாருங்கள் அதை இலவசம் அப்படின்ற பேரில் கொச்சைப்படுத்துகிறாங்க கொச்சைப்படுத்தின அதே இலவசத்தை எதுக்காக கர்நாடகா மாநிலத்தில் இந்த கட்சி அறிவிக்குதுங்க அப்போது திராவிட மாடலை பின்பற்றியோ இல்லை காப்பி அடித்தோ கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் கிடையாது இந்த கட்சி எலெக்ஷனில் நிற்கிற எல்லா மாநிலத்திலும் இலவசத்தை வாரி வழங்கினுங்கிறாங்க அப்போ எப்படிங்க திராவிட மாடலை காப்பி அடித்து எல்லா மாநிலத்தில் பரப்பும் போது திராவிட மாடல் என்பது காலாவதி அவங்க நம்ம நேஷனல் சாங் தேசிய கீதம் இருக்கு இல்லைங்களா அதில் திராவிடன்னு ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்களா அந்த பாடல் இருக்கிற வரைக்கும் அந்த பாட்டுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கிற வரைக்கும் திராவிடம் என்பது வாழ்ந்துன்னு தான் இருக்கும் அடுத்து பாருங்க இதே திராவிடத்தை குறித்து திராவிட கருத்தியல் என்பது மொழிவெறி அடிப்படையில் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் சூழலை உருவாக்குவதாகும் திராவிட கருத்தியல் என்பது எப்படி மொழிவெறியை ஊக்குவிக்கும் சொல்கிறாருங்க இப்போ திராவிடத்திற்கென்று தனியாக ஏதாவது ஒரு மொழியை உருவாக்கி இந்த மொழியை தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இது திராவிட மொழிப்பா இந்த திராவிட மொழி தான் நீங்கள் வாயில் வருதோ இல்லையோ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா தமிழ் தானே திராவிட மாடல் என்பது தமிழை அடிப்படையாக கொண்டது தானே சொல்கிறாங்க தமிழை வளர்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லை திராவிட மொழி புதுசாக உருவாக்கி அதை வளருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா எதன் அடிப்படையில் திராவிடம் என்பது மொழிவரியை ஊக்குவிக்கிற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எது மொழிவரி தெரியுங்களா நாட்டில் இல்லாத ஒரு மொழியை யாரும் பேசாத ஒரு மொழியை புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை ஏன் சுத்தமாக சொல்லணும்னா செத்து போன ஒரு மொழியை புதுப்பிக்கிறதுக்காக உருவாக்கத்துக்காக வளர்க்கறதுக்காக அஞ்சு வருஷத்தில் ஐம்பது வருஷத்தில் இல்லைங்க அஞ்சு வருஷத்தில் மட்டும் இது வரைக்கும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசு செய்த செலவை தெரியுங்களா சுமார் ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி ஒவ்வொரு வருஷமும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு ஆண்டு வாரியாக இங்கே இருக்குது பாருங்கள் மொத்தமாக கூட்டி பார்த்தா அஞ்சு வருஷத்தில் ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடி என்னாச்சு கண்ணெல்லாம் கோரி பறக்குதுப்பா இல்லாத ஒரு மொழியை வழக்கத்துக்காக உருவாக்கத்துக்காக மக்களோட வரிப்பணம் அஞ்சே வருஷத்தில் ஆயிரத்தி எழுபத்தி நாலு கோடியை வாரி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதை வேணால் சொல்லணும் மொழி வெறி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்க எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிற தமிழை அடிப்படையாக கொண்ட இந்த திராவிடம் என்பதை எதன் அடிப்படையில் மொழி வரியை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியலீங்களே அவரை தான் நீங்கள் கேட்டு சொல்லணுங்க அடுத்து இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய சொன்னார்னு சொன்னோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம விழா வரியா எடுத்து போகணும்னு சொன்னால் ஒரு காணொலி பத்தாது அஞ்சாறு காணொலி கூட போவதற்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மேக்சிமம் சுருக்கி இந்த காணொலிக்குள்ளே சுருக்கமாக சொல்ல பார்க்குறோம் இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்குது இல்லைங்களா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதுகளில் ஓஹோ ஓஹோன்னு இருந்துதான் இந்த ஐம்பது அறுபது எழுபதாம் ஆண்டு காலங்களில் பல்கலைக்கழகங்களின் தரம் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தது இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்பது நூறாவது இடத்துல இல்லை நூறாவது இடத்துக்கு கீழமும் போயிடுச்சான் இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு தரவுகள் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரி அநியாயத்துக்கு வாயில் வந்ததை அடித்து புழுகி தள்ளினா எதனால் இவரை விமர்சனம் பண்ண மாட்டாங்க விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது ஏன் தெரியுங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களின் தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதுகளில் இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறார் இல்லைங்களா எங்கேயோ போக வேண்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இது திராவிட மாடல் வெளியிட்ட அதிகம் கிடையாது இவர் யார் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிக்கிறாரோ அவங்க வெளியிட்ட அறிக்கை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெளியிட்ட அறிக்கை இந்தியாவில் இருக்கிற டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டியை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை போல பட்டியலிடப்பட்ட அந்த நூறு பல்கலைக்கழகங்களில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டும் இருபத்தி ஒன்று இந்த காலாவதியான திராவிட மாடல் ஆட்சி பண்ணுற இந்த தமிழ்நாட்டில் தான் நூறு பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருபத்தி ஒன்று லிஸ்ட்டாக இருக்குது இதை நாங்கள் சொல்லுங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஒன்றிய அரசு கொடுத்த பட்டியல் திராவிட மாடல் என்பது அது தனித்து நிற்குது மொழிவரியை தூண்டுது தேசிய மாடலோடு ஒன்றி போமாட்டு ஒட்டின் போமாட்டு தேசிய மாடல் சொல்லக்கூடிய அந்த குஜராத் மாடல் ஆட்சி பண்ணுற அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி இந்த நூறு லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா நூறு யூனிவர்சிட்டி லிஸ்ட்டு அதில் ஒன்றே ஒன்று தாங்குது இவங்க சொல்கிற இந்த தேசிய மாடல் மிகப்பெரிய வளர்ச்சி அடங்கிய அந்த குஜராத் மாடல் மாநிலத்தில் நூறு பல்கலைக்கழகங்களில் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் குஜராத்தில் இருக்குது இப்போ எந்த மாடலை யார் பின்பற்றி ஒன்றி போகணும் ஒட்டி போகணும் பிணைந்து போகணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டு சொல்லுங்க நீயும் நானுமா அடுத்து தமிழ்நாட்டை கல்வி கற்கும் திறன் ஒரு காலத்துலன்னு மென்ஷன் பண்ணிக்காரு அந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணணும் ஒரு காலத்தில் அவர் சில வருடங்களுக்கு முன்பாகவோ பல வருடங்களுக்கு முன்பாகவோ தமிழ்நாட்டில் கல்வி திறன் என்பது உயர்ந்திருந்ததுன்னு சொல்லலை ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கல்வியின் திறன் உயர்ந்திருந்தது அப்படின்றாரு ஒரு காலத்துலனா எந்த காலங்க இந்த குருகுலம் இருந்ததே அந்த காலமா இல்லை இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் வருவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகமே கல்வி நிலையம் எல்லா இடத்துலையும் ஆக்குப்பை பண்ணி ஒட்டு மொத்தமாக கல்வி அவங்க கட்டுப்பாட்டிலே வச்சுருந்தாங்களே எந்த கூட்டத்தோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்கன்னு தெரியும் இல்லைங்களா ஆ அந்த கூட்டத்தோட கட்டுப்பாட்டில் ஒரு சமயத்தில் கல்வியை வச்சுருந்தாங்களே அவங்க மட்டுமே படிக்க முடியும் அப்படின்ற ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கல்வியின் திறன் உயர்ந்ததுன்னு சொல்ல வரீங்களா ஏன்னா வருடங்களை குறிப்பிடலை சில பல வருடங்கள் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த காலம் சொல்லணும் இல்லைங்களா ஏன்னா இந்த கூட்டங்கிறது இல்லைங்களா ஆ இந்த கூட்டத்துக்கு தான் எப்பவுமே இந்த இடஒதுக்கீடை குறித்து ஒரு கேவலமான எண்ணம் இருக்கும் இடஒதுக்கீடு என்பது கண்ட கண்ட கைசடைய உள்ளே வந்து படிக்கிறது இடஒதுக்கீடு என்பது பிச்சை எடுத்து வாழற பொழப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் உள்ளே வந்து படிப்பையே டோட்டலாக சிஸ்டத்தையே நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பது ஒருவேளை இதே போல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இல்லை இதே எண்ணத்தை வைத்து கொண்டு தான் எல்லாரும் உள்ளே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற படிப்போட சிஸ்டத்தை ஒட்டுமொத்தமாக கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வராரா ஏன்னா அதுக்கு அதெல்லாம் அர்த்தமாகும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கல்வியின் திறன் ஓங்கி இருந்தது வளர்ந்துருந்தது இப்போ அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் கேட்குறது இவர் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பதவிக்குரிய வேலையை செய்ய வந்தாரா இல்லை தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண வந்தாரா சரி அரசியல் பண்ணுறது கூட தப்பு கிடையாது பண்ணிட்டு போட்டோம் ஆனால் அரசியல் பண்ணுறதுல கூட ஒரு நியாய தர்மம் வேணுமே நம்ம பேசும்போது இதுதான்ப்பா ஆதாரம் இதுதான் தரவுகளையும் எடுத்து போடுறோம் அதே மாதிரி நீங்கள் தகுந்த ஆதாரத்தையும் தரவுகளையும் எடுத்து போட்டு அரசியல் பண்ணுங்க யார் வேணா சொன்னால் ஆனால் சும்மா எந்த ஒரு தரவுகள் கையில் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் பேசாமல் வாயில் வந்ததை அடித்து விட்டு புழுகி தள்ளிட்டு போட்டு இதுதான் உண்மைன்னு சொன்னால் எப்படிங்க அடுத்து பாருங்க நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் பொய் சொல்கிறாரு ஆளுநருக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து அவர் தவறான முறையில் கையாண்டு சரியான வகையில் கணக்கு கொடுக்கல அப்படின்னு பொய் சொல்கிறாருங்க எனக்கு வழங்கப்பட்ட நிதியிலேருந்து இந்த யானைக்கு அல்வா வாங்கி போட்டேன் புலிக்கு புல்லை வாங்கி போட்டேன் அப்படின்ற ஒரு கணக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி கணக்கை சொல்கிறாரு மாணவர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிற மாணவர்களுக்கு சரியான ட்ரைனிங் தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்கறது கிடையாது அதனால் என்ன நம்பி வராங்கப்பா மாணவர்கள் என்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக அதை போல் ட்ரைனிங் எடுக்க வர மாணவர்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் சாப்பாடு போடுறோம் அதெல்லாம் சில பல வகையில் கொஞ்சம் செலவாகுது காலையில் டிஃபன் அஞ்சு ரூபாய் மத்தியான அளவு சாப்பாடு இருபது ரூபாய் ராத்திரி டிஃபனுக்கு மறுபடியும் பத்து ரூபாய் ஊட்டியில இருக்கிற ஆளுநர் மாளிகையை சுற்றி நிறைய மலைவாழ் மக்கள்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் சாப்பாடு போடக்கூடாது சொல்றீங்களா அதே போல் அவங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு சாப்பாடு போடுற வகையில் சில பல செலவுகள் ஆயிடுச்சு அந்த கணக்கில் ஒரு முந்நூறுரூவா போடு ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படி எந்த கணக்கையும் எங்கிட்ட கேட்டு வாங்காமல் ஆளுநருக்கு வழங்கப்பட்ட நிதிகளை வந்து தவறான முறையில் முறைகேடு நடந்து விட்டதுன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க பிடிஆர் அவர்கள் பொய் சொல்கிறாரு தப்பு கிடையாது ஆனால் பிடிஆர் அவர்கள் பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க இவருக்கு கொடுக்குற கணக்கு கேட்டால் அப்போ பிடிஆர் அவர்கள் முப்பதாயிரம் கோடி சொன்ன மட்டும் உண்மையா ஏன்னா அவர் பேசுகிற அந்த ஆடியோ உங்ககிட்ட தானே உண்மைத்தன்மையை பரிசோதனை பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த ஆடியோக்குள்ளே பேசுகிற முப்பதாயிரம் கோடி மட்டும் உண்மையா அது மட்டும் பிடிஆர் அவர்கள் உண்மையை ஒத்துக்கிறான்னு சொல்லி போஸ்டர்லாம் விட்டுறீங்க இவருக்கு வழங்கப்பட்ட நிதிகளை குறித்து கணக்கு கேட்டால் அது மட்டும் பொய்யா அடுத்து இதே கல்வியை குறித்து ஒன்று சொல்கிறார் பாருங்க இது போட்டி மிகுந்த உலகம் கற்பித்தல் என்பது தரமாக இருக்க வேண்டும் ஆனால் நமது மாநிலத்தின் குழந்தைகளுக்கு அது கிடைப்பதில்லை என்ன மாதிரி கல்வியை கற்பிக்கணுங்க இல்லை என்ன மாதிரி கல்வியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக கர்நாடக மாநிலத்தில் கற்றுக் கொடுத்துருக்கீங்களே பீமனும் ஹனுமானும் மாமிசத்தை சாப்பிடாம காய்கறியை சாப்பிட்டு வளர்ந்ததால் தான் இவ்வளோ ஆஜானுபாகவாக வளர்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு பாடத்தை சேர்த்துருக்கீங்களே அந்த மாதிரி கல்வியை கற்றுக் கொடுக்கலாமா இல்லை கர்நாடகா மாநிலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் பாபர் மசூதியை எப்படி இடித்தாங்க அப்படின்ற ஒரு த்ரீடி வகையில் ஒரு வீடியோவை போட்டு பிள்ளைகள் எல்லாரும் காவி கூடிய கையில் வச்சுக்கின்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தி அந்த பாபர் மசூதியை இடிக்கிற டைப்பில் ஒரு ப்ரோக்ராம் நடத்தணுமே அந்த மாதிரி வகையான கல்வியை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாமா இல்லை இதே போல் கல்விகளில் என்ன மாதிரி கல்விகளை கற்றுக் கொடுத்தா குழந்தைகளோட கல்வித்திறன் கற்பிக்கும் திறன் வளரும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலை அடுத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையோ இல்லை வேறு ஏதாவது பத்திரிகைகளை சொல்லும்போது என்ன மாதிரி கல்வியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா சௌகரியமா இருக்கும் தமிழ்நாட்டில் கல்வி என்பது வளர்ச்சி அடையாமல் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா ரொம்ப பெருசாக பூதாகரமாக நம்ம ஜூம் லென்ஸ் வச்சு எக்ஸ்போஸ்லாம் பண்ண வேண்டாம் அந்த தேசிய மாடலை தலைமையாக கொண்டு குஜராத் மாடல் ஆட்சி பண்ணுற அந்த குஜராத் மாடலான மாநிலத்தில் கல்வி அறிவை பார்ப்போமா தொண்ணூத்தி இரண்டு புள்ளி நாலு சதவீதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி கடைசியில் முடியும் போது டிகிரி படிக்கும் போது அப்போ பாக்கி இருக்கிற எழுபது சதவீதம் படிக்கிற பசங்களாம் எங்கெங்கே போனாங்க